C மற்றும் C++ இல் structures க்கான ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது structure என்றால் என்ன structure ஐ டிக்ளேர் செய்வது இதை ஒரு உதாரணத்துடன் செய்யலாம் இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு 11.10 GCC மற்றும் G++ கம்பைலர் பதிப்பு 4.6.1 structure க்கு அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வேரியபிள்கள் ஒரு பெயரில் குழு அமைக்கப்படும் போது அது ஸ்ட்ரக்சர் எனப்படும் ஒரு objectனுள் வெவ்வேறு dataகளை குழு அமைக்க ஸ்ட்ரக்சர் பயன்படுகிறது இது காம்பவுண்ட் டேட்டா டைப் எனப்படும் சம்பந்தப்பட்ட தகவல்களை ஒன்றாக குழு அமைக்க இது பயன்படுகிறது இப்போது ஸ்ட்ரக்சர் ஐ டிக்ளேர் செய்ய சின்டாக்ஸ் ஐ காண்போம் இங்கே கீவர்ட் ஸ்ட்ரக்ட் கம்பைலரிடம் ஒரு ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் செய்யப்படுவதாக சொல்கிறது struct name structure இன் பெயர் எடுத்துக்காட்டு struct employee எந்த பெயரையும் நீங்கள் கொடுக்கலாம் இப்போது ஒரு structure variable ஐ டிக்ளேர் செய்வதை காண்போம் அதற்கான syntax struct struct name struct var type struct name இன் வேரியபிள் struct var ஆகும் எடுத்துக்காட்டு struct employee addr type employee இன் வேரியபிள் ADDR ஆகும் நம் உதாரணத்திற்கு வருவோம் புரோகிராமை ஏற்கனவே எடிட்டரில் எழுதி வைத்துள்ளேன் எனவே அதை திறக்கிறேன் நம் ஃபைல் பெயர் structure.c என்பதை கவனிக்க இந்த புரோகிராமில் ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி மூன்று பாடங்களின் மதிப்பெண்களின் கூடுதலை கணக்கிடுவோம் இப்போது கோடை விளக்குகிறேன் இது நம் ஹெடர் ஃபைல் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சரை ஐ ஸ்டூடென்ட் என டிக்ளேர் செய்துள்ளோம் பின் இங்கிலிஷ், maths மற்றும் சயின்ஸ் என மூன்று இன்டிஜர் வேரியபிள்களை டிக்ளேர் செய்துள்ளோம். ஒரு structureல் டிஃபைன் செய்யப்படும் வேரியபிள்கள் அந்த structureன் மெம்பர்ஸ் எனப்படும். இது மெயின் ஃபங்ஷன். இங்கே ஒரு இன்டிஜர் வேரியபிள் total ஐ டிக்ளேர் செய்துள்ளோம். இப்போது ஒரு structure வேரியபிள் stud ஐ டிக்ளேர் செய்துள்ளோம். டைப் student இன் வேரியபிள் stud ஆகும். structure memberகளை அணுகவும் மாற்றியமைக்கவும் இது பயன்படுகிறது 75, 70 மற்றும் 65 என மதிப்புகளை அசைன் செய்வதன் மூலம் இங்கே மெம்பர்களை மாற்றி அமைத்துள்ளோம் மூன்று பாடங்களின் மொத்தத்தை இங்கே கணக்கிடுகிறோம் பின் முடிவை அச்சடிக்கிறோம் இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இப்போது சேவ் சொடுக்குக புரோகிராமை இயக்குவோம் Ctrl Alt மற்றும் T விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினலை திறக்கவும் கம்பைல் செய்ய டைப் செய்க GCC space structure.c space hyphen o space struct பின் என்டரை அழுத்துக இயக்க டைப் செய்க டாட் ஸ்லாஷ் ஸ்ட்ரக்ட் என்டரை அழுத்துக வெளியீடு காட்டப்படுகிறது டோட்டல் இஸ் 210 இப்போது அதே புரோகிராம் ஐ C++ இல் இயக்குவோம் நம் புரோகிராம் க்கு வருவோம் அதே கோடை எடிட் செய்கிறேன் முதலில் கீபோர்டில் Shift Ctrl மற்றும் S விசைகளை ஒருசேர அழுத்துக இப்போது எக்ஸ்டென்ஷன் cpp உடன் ஃபைலை சேமிக்கவும் சேவ் ல் சொடுக்குக ஹெடர் ஃபைலை அயோஸ்ட்ரீம் என மாற்றுவோம் இப்போது யூசிங் ஸ்டேட்மெண்ட் ஐ சேர்ப்போம் சேவ் ல் சொடுக்குக இல் structure ஐ டிக்ளேர் செய்வது சி போன்றதே எனவே இங்கே எதையும் மாற்ற வேண்டியது இல்லை முடிவில் பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ கவுட் ஸ்டேட்மெண்ட் என மாற்றுவோம் பார்மேட் ஸ்பெசிஃபையர் மற்றும் n ஐ நீக்குவோம் இப்போது காமா ஐ நீக்குவோம் இரு ஓப்பனிங் ஆங்கில் பிராக்கெட்ஸ் ஐ இடவும் இங்கே குளோசிங் பிராக்கெட் ஐ நீக்கவும் இரு ஓப்பனிங் ஆங்கில் பிராக்கெட்ஸ் ஐ இடவும் இரட்டை மேற்கோள்களில் பேக்ஸ்லாஷ் n ஐ இடவும் சேவில் சொடுக்குக புரோகிராமை இயக்குவோம் நம் டெர்மினலுக்கு வருவோம் கம்பைல் செய்ய டைப் செய்க g space structure.cpp space hyphen o space struct1 இங்கே struct1 ஏனெனில் ஃபைல் structure.c ன் வெளியீட்டு பாராமீட்டர்ஸ் struct ஐ ஓவர்விரைட் செய்ய விரும்பவில்லை இப்போது Enter ஐ அழுத்துக இயக்க டைப் செய்க struct1 Enter ஐ அழுத்துக வெளியீடு காட்டப்படுகிறது டோட்டல் இஸ் 210 வெளியீடு நம் சி கோடில் கிடைத்தது போன்றே என காணலாம் இப்போது நம் ஸ்லைடுகளுக்கு வருவோம் சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றது ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் ன் சின்டாக்ஸ் எடுத்துக்காட்டு ஸ்ட்ரக்ட் struct name structure இன் மெம்பர்களை அணுகுதல் எடுத்துக்காட்டு stud.maths 75 ஸ்ட்ரக்சர் variableகளை சேர்த்தல் எடுத்துக்காட்டு total stud.english stud.maths stud.science பயிற்சியாக ஒரு ஊழியரின் பதிவுகளை காட்ட ஒரு புரோகிராம் எழுதுக நேம் அட்ரஸ் டெசிக்னேஷன் மற்றும் சாலரி போல கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியை காணவும் இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது மேலும் தகவல்களுக்கு contact@spoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது இத்திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும் இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேயில் இருந்து பிரியா நன்றி